Welcome to Go Around with Gautam channel. Um, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது American dream mall so America new ஜெர்சியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இன்டோர் uh, மால் uh, அப்படி எல்லா மாலும் இன்டோர் தான் பட் இங்கே இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தோம்னா இங்கே நிக்கலோடியன் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிற தீம் பார்க் இருக்குது ஸோ இந்த வின்டர் டைமில் யாராலையும் வெளியில் போய் ஆக்டிவிட்டீஸ் uh, எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்காக தான் இந்த மால் இங்கே மால் மட்டும் இல்லை இந்த தீம் பார்க்கும் இருக்குது ஸோ இது ஃபுல்லாகவே இன்டோர் அதே மாதிரி கிட்ஸ் ஸ்பெஷல் ஸோ உங்கள் கிட்ஸுக்காக நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாலை ட்ரை பண்ணுங்கள் வாங்க இந்த மாலில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இந்த மாலோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம YouTube famous person Mister Beast இருக்கார் இல்லையா அவரோட ரெஸ்டாரண்ட் இங்கே இருக்குது ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணணும் உங்களுக்கு அந்த ஹேம்பர்கர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே இந்த ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ணலாம் இந்த மாலில் கிட்ஸுக்காக அவங்க ஸ்பெஷலாக அந்த எலக்ட்ரிக் கார் மாதிரி இருக்கும் இல்லையா அதை வந்து மாடிஃபை பண்ணி டாய் மாதிரி வச்சு இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இந்த மாதிரி இது ரெண்ட்டுக்கு விட்டுருப்பாங்க இதுக்கு பயங்கரமான க்யூ இருந்துச்சு இது என்ன எல்லா எல்லா கிட்ஸுமே வந்து அது ரொம்ப அந்த ரைடு வந்து போகணும்னு சொல்லி விரும்புனாங்க நீங்கள் ரைடு எடுத்துகிட்டு நீங்கள் அந்த மால் ஃபுல்லாகவும் சுற்றலாம் பட் நீங்கள் அதே இடத்துல தான் கொண்டு வந்து ரிட்டர்ன் பண்ணணும் ஸோ ரிட்டர்ன் பண்ணால் தான் உங்கள் கிரெடிட் கார்டு சார்ஜ் பண்ணுறது ஸ்டாப் ஆகும் இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சார்ஜ் போடுவாங்கன்னு சார்ஜ் போடுவாங்க அது இங்கே வந்து அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான கியூ நின்றுச்சு ஸோ ஏன்னா மோஸ்ட்லி இங்கே வர்ற எல்லாருமே பார்த்திங்கன்னா கிட்ஸ் தான் இந்த பிளேஸ்க்கு நிறையா வராங்க ஸோ அவங்க எல்லாருமே விரும்பி போகிறது இந்த ஒரு இந்த ரைடு ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியர்லாம் அந்த ஸ்டார்பக்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மார்வல் ஸ்டோர் இருக்கும் இல்லையா அதுக்கு பக்கத்தில் இருக்கும் நீங்கள் இது க்ளோ வெரி என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே இருக்கிறனால நீங்கள் இதை ஈஸியாக பார்த்துடலாம் கண்டிப்பாக இந்த ரைடையும் மிஸ் பண்ணாமல் போங்க இந்த மாலில் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்காக இந்த அசி ஸ்டேஷன் இருக்கும் ஒன்று இந்த மைனிங் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு மைனிங் ஸ்டேஷன் தான் இது இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாட்டர் வந்து ஃபோர்ஸாக அவங்க அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க அது ஃபுல்லாக மட் கலந்து அது அதுன்னு சொல்கிறது களிமண் கலந்த மாதிரி இருக்கும் அந்த ஃபோர்ஸில் தண்ணி வரும் அதில் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் கிட்ஸுக்கு வந்து ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருவாங்க அதில் அந்த தண்ணியில் வந்து அவங்க அந்த ட்ரேயை வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அந்த ஜெம் எடு எடுக்கணும் அந்த கல் நம்ம ஊரில் எடுப்போம் இல்லையா red colour blue colour colour அந்த மாதிரி பெரிய பெரிய கல்லாக வரும் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் டாலர் சார்ஜ் பண்ணுறாங்க பட் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு கிட்ஸ் ஏன்னா என் பொண்ணு ரொம்ப விரும்பி விளையாண்டா ஸோ கண்டிப்பாக இந்த இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த இந்த ஒரு ஆக்டிவிட்டிஸையும் பண்ணி பண்ணலாம் இங்கே இந்த மால் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா இடத்துல இருக்கிற மாலை விடவுமே கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நடந்து வந்ததுலேயே ஒரு மூணு ஃபேஸ் மாதிரி இருப்பேன் நான் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பார்த்திங்கன்னா அந்த மிஸ்டர் பீஸ்ட் ரெஸ்டாரண்ட் இருந்தது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கார்டன் மாதிரி ஏரியா இருந்தது அது மூணாவது ஃபேஸ் பார்த்திங்கன்னா இங்கே இப்போ நான் இங்கே வந்திருக்கிறது ஸோ இது பார்த்திங்கன்னா பயங்கர பெருசாக போயிட்டே இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா டைரெக்டாக உள்ளே போய் உங்களுக்கு அந்த தீம் பார்க் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எல்லாமே இன்டோர்லேயே இருக்கும் அதே மாதிரி இந்த மாலில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஃபீ வந்து எனக்கு த்ரீ ஹவர்ஸுக்கு ஜஸ்ட்டு ஃபைவ் டாலர்ஸ் தான் சார்ஜ் பண்ணாங்க ஸோ அதுவுமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு அதேமாதிரி இங்கே நிறைய ஷாப் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆகலை ஏன்னா சைனீஸோட லூனார் டே அப்படின்னு சொல்லிட்டு லீவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட் இது வந்து பில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அமெரிக்காவிலேயே ஒரு மிகப்பெரிய மாலாக தான் பில் பண்ணணும்னு பண்ணியிருக்காங்க பட் ஷாப்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது மற்ற இடத்த விட பட் இது தீம் பார்க்குக்காக தான் இந்த இடத்துக்கு தான் எல்லோரும் வராங்க இப்போ நிக்கலோடியன் யூனிவர்ஸ் அந்த தீம் பார்க்குக்குள்ளே வந்தாச்சு ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீ தான் நம்ம இந்த ஜஸ்ட் என்ட்ரன்ஸ் அண்ட் நீங்கள் கீழே உள்ளே போகிற இதுக்கு கூட ஃப்ரீ தான் நீங்கள் அதுக்கெல்லாம் நீங்கள் டிக்கெட் வாங்கணும் இல்லை நீங்கள் ரைடு யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது காஸ்ட்டு ஸோ அந்த ரைடுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் பாஸும் எடுக்கலாம் இல்லைனா வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபுல் ரைடு வேணும்னா நீங்கள் சிக்ஸ்டி நைன் டாலரில் இருக்குது இல்லைனா ஃபார்ட்டி நைன் டாலரில் இருக்குது எல்லாமே யூஸ் பண்ணலாம் எல்லாமே கிட்ஸ் தான் பட் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் கிரேட் படிக்கிற அந்த கிட்ஸ்க்கெல்லாம் நிறைய ரைடு சூப்பர் சூப்பர் ரைடெல்லாம் இருக்கும் நீங்கள் இந்த வீடியோவிலேயே பார்க்கலாம் ஸோ இது ஃபுல்லாக இந்த தீம் பார்க்கே பார்த்திங்கன்னா பயங்கரமாக கிட்ஸ் கார்ட்டூன் பேஸ் பண்ணி தான் எல்லா ரைடுமே இருக்கும் நீங்கள் இந்த டோரா அந்த டோராவோட அந்த லைஃப்பில் அந்த மலையில் போகிற மாதிரி அதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி இங்கே இந்த ஆர்கேட் கேம்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபன் கேம்ஸ்லாம் நிறையவே இருக்குது ஸோ இது கிட்ஸுக்கு வந்து செம்மையாக பிடிக்கும் நீங்களுமே வந்துட்டு இந்த வின்டர் டைமில் வேறு எங்கேயுமே போக முடியாது இல்லையா ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு வந்து கிட்ஸ் கூட போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இந்த நிக்கலோடியன் யூனிவர்சிட்டிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணினேன் ஸோ இப்போ இந்த இதில் ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கலாம் எல்லா ரைடையுமே நான் இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு கேப்சர் பண்ணியிருப்பேன் நீங்கள் பிளான் பண்ணிகிட்டே போய்க்கலாம் ஸோ இந்த இந்த ரைடெல்லாம் நாங்கள் போக போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அங்கேயே போயிட்டு ஓகே எல்லா ரைடும் போகலை நான் இந்த ரைடு மட்டும்தான் போக போகிறோம் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் டிக்கெட் பாஸ் வாங்கிக்கலாம் But you're bound to break down, bound to lose Bound to get knocked right out of your boots When I use my witchcraft வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு ஸோ இந்த தீம் பார்க் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த வின் வின்டரில் நம்ம எங்கேயுமே போக முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது கிட்ஸுக்காக கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி இடங்களை சூஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ நீங்களும் உங்கள் கிட்ஸ் கூட கிட் ஃப்ரீ டைம் கிடச்சதுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க இதோட டிக்கெட் டீட்டெயில்ஸ் அண்டு அதே மாதிரி இதோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருப்பேன் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் நான் இன்னொரு நல்ல வீடியோவில் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன் பாய் தேங்க்யூ